எல்லாரும் சேர்ந்து தீம் பார்க்குக்கு போறோம் டெங் டெங் டெங் யுமிகா கிட்ட நாளைக்கு சண்டே திருவிழாவுக்கு போகலாமான்னு கேட்க போறேன் ஹாய் யுமிகா ஹாய் கெனிச்சி கெனிச்சியா யுமிகோ நாளைக்கு நானும் ஹட்டோரி குரூப்போ திருவிழாக்கு போக போறோம் ஓ அப்படியா கண்டிப்பா வரேன் என்ன இல்ல நாளைக்கும் கிளைமேட் இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா எதுக்கு கவலைப்படாத வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கிளைமேட் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாம் நல்ல ஐடியா கெனிச்சி பிளான் ஏ நீ எடுத்த கெனிச்சி உன் வேண்டுதல பழிக்காம ஆக்குற பாரு இங்க பாருக்கியோ இவங்க சாமி கிட்ட வேண்டி நிறைய பொம்மைகளை கட்டி போட்டிருப்பாங்க இந்த பொம்மை கட்டினா கிளைமேட் மாறுமா பாஸ் வாய மூடிக்கியோ நாம போய் அந்த பொம்மைகளை எடுத்துட்டு வரலாம் வா அப்படியே செய்வோம் பாஸ் வா போலாம் ஏ ஏ கியோ உன் திறமைய காட்டே இப்ப பாருங்க பாஸ் கியோ ஒளிஞ்சுக்க சீக்கிரம் போ நாளைக்கு நான் யூமிக்க கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்குவேன் எனக்கு கூட அதுல ஏற ரொம்ப பிடிக்கும் கெனிச்சி நாளைக்கு எங்க வேணா போங்க எனக்கு சாக்லேட் நிறைய போ சாக்லேட் ரோல் என்ன சுட்டுடே கப்பு இப்போ சுட்டுடே சாக்லேட் ரோல் காலையில வருமோ தெரியல எனக்கும் அப்படிதான் இருக்குது நாளைக்கு நீ போட்டோ மட்டும்தான் எடுப்பியா இல்ல இல்ல நானும் ரோப் கார் சாசர் ரைடு எல்லாம் போவேன் கெனிச்சி ஒரு தடவை இந்த பேப்பரை பாரு இந்த ரைடு ரொம்ப ஜாலியாவும் த்ரில்லிங்காவும் இருக்கும்ல ரோலர் கோஸ்டர் ரெண்டு முறை தலைக்கீழாவ நான் வரல நான் வரமாட்டேன் ஏன் வரமாட்டேன்னு சொல்ற இந்த ரைடு தான் பாக்கவே ரொம்ப சூப்பரா இருக்கே வானத்துல ரெண்டு தடவை சுத்துமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா நீ போன தடவை அங்க போனப்போ இந்த ரைட் பண்ணேன்னு எனக்கு சொன்னல இப்ப ஏன் பயப்படுற அது வந்து என்னாச்சு என்னாச்சு கெனச்சி எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு கெனிச்சி போன தடவை இந்த ரைடுக்கு போனப்போ ரொம்ப பயந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா கெனிச்சிக்கு இந்த ரைடுனா பயமா பாஸ் இத ரசிக்கிட்ட வச்சா வச்சு அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பாஸ் ஐயோ அதை எடுத்து மறுபடியும் பழையபடியே வச்சிரு சீக்கிரம் ஆக்ரோஷமா நசிக்கிட்டே பாஸ் இருந்தா என்ன இதெல்லாம் மறுபடியும் பழையபடி கட்டிடு நாளைக்கு மழை வராம நீ தான் பாத்துக்கணும் பாஸ் நீங்க சரியான லூசு பாஸ் ஹட்டோரி யூமிகோக்கு இந்த ரைடு தெரியாம நம்ம பாத்துக்கணும் ஓகே அப்படியே போகலாம் என்ன கொடுமை இது எப்போ மழை மட்டும் வராம இருக்கணும் எப்படி இருக்கீங்க பட்டு மாதிரி ஊட்டிட்டு வரோம் இத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லப்பா வர வழியில நான் யுமிகாவை பார்த்தேன் அதனால அவனையும் வர சொல்லி கூட்டிட்டு வந்தேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே எந்த பிரச்சனையும் இல்ல ஆமாமா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல எதுக்கு வந்தான் ஏய் யுமிகோ நீ அங்க எந்த ரைட்ல ஏற போற இரு சொல்றேன் கெனிச்சி நீ எந்த ரைட்ல ஏறுவ அது வந்து rope car biking dashing car அப்படின்னா நீ அந்த டபுள் ரோலர் கோஸ்டர்ல ஏற மாட்டியா ஏன்னா ஏறுவேன் கண்டிப்பா ஆமா இவனும் கண்டிப்பா ஏறுவான் இங்க பாரு இமிகோ இந்த காலத்து பசங்களுக்கு அந்த ரோலர் கோஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஆமா டிவில நானும் நிறைய வாட்டி பாத்திருக்கேன் அது ஏறணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ஆபத்தானதுன்னு உனக்கு தோணலையா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் ஏன் உனக்கு பிடிக்காதா பயமா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல கண்டிப்பா அந்த ரைடுக்கு போகும்போது கெனிச்சு பயப்படுவான் அப்படின்னா சரி நாம எல்லாரும் அந்த ரோலர் கோஸ்டர்ல ஏறலாம் அப்படியே செய்யலாம் கெனிச்சு அந்த ரைட்ல ஏறும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது எனக்கு சீக்கிரமா ஏறின போல இருக்கு என்னால வெயிட் பண்ணவே முடியல அட கெனிச்சி என்னாச்சு உனக்கு இதுக்குதான் பொறுமையா சாப்பிட சொல்றது அட்டோரி தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுப்பா அந்த ரைடு நினைச்சுதான் உனக்கு வருத்தமா இருக்கா ஹாய் மிக்க உனக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் அட்டோரி கெனிச்சி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் நிஜா டெக்னிக்கை யூஸ் பண்ணி உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னா ஹட்டோரி கெனிச்சிக்கு ஹெல்ப் பண்ண போறானா <laughs> அது எப்படி பண்றான்னு நானும் பாக்குறேன் இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு நம்ம <laughs> வேற ரைடு போலாம் எனச்சி உண்மையிலேயே உனக்கு பயமா இருக்கா இல்ல இல்ல எனக்கு பயமா இல்ல பயமாவே இல்ல <laughs> அதான் பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கே உடனே ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு உங்களுக்கு பசி எடுக்குதா நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஜூஸா எங்களுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் கேமு மாக்கி ரெண்டு பேருக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் எப்படியா கிட்ட வந்துட்டோம் கேனிச்சி <laughs> சீக்கிரமா ரைடுக்கு போக போறோம்ல கவலைப்படாத டிங் டிங் ஏய் फ्रेंड्स இங்க பாருங்கப்பா உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் புடகம் போடுங்க மறுபடியும் கொண்டு வந்துட்டியா தேங்க்ஸ் கேமு மாக்கி அட பரவாயில்ல இருக்கட்டும் யூ இங்க பாருங்க நான் ஸ்ட்ராபெரி ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த ஜூஸ் பிடிக்கும்ல நான் அப்படியே சாப்பிடுவேன் எனக்கு தாகமா இருக்கு குடுக்க மாட்டேங்கிறானே குடிங்க நல்லா குடிங்க வரிசையா இவ்வளவு ஜூஸ் குடிக்கிறது நல்லது இல்ல சூப்பர் டேஸ்டியா இருக்கு ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு அப்பவே நினைச்சேன் சரி வாங்க கூட்டிட்டு போறேன் சீக்கிரம் சீக்கிரமா வந்துடு என்ன சரி இந்த பக்கம் போறீங்க பொறுமையாவே வாங்க நீ லைன்ல போய் நில்லு தம்பி டாய்லெட் எங்க இருக்குன்னு போய் இப்ப நான் தேடுறது அடுத்து நீங்க தான் வெயிட் பண்ணுங்க அடுத்ததுல நாம தான் போக போறோம் எப்ப வருவான்னு தெரியல கெனிச்சி நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரெடியா கெனிச்சி அடுத்து நாம தான் போக போறோம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது இதுக்காக தானே <laughs> ஆமா ஆமா நான் நினைச்சு பார்க்கவே இல்ல லைன் சீக்கிரமா நகர்ந்துருச்சு இல்ல <laughs> ஆட்டோரி சீக்கிரமா வா இந்த லைன் மூவ் ஆக இன்னும் நிறைய நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கெமமாக்கி உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா நான் இதுக்கு முன்னாடி இந்த ரைட்ல ஏறினதே இல்ல ரொம்ப ஜாலியா இருக்க போது என்ன கிழிச்சு நீ நடங்கிட்டு இருக்க இல்ல இல்ல இந்த ரைடு எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கான் ஆமாமா அவள எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அரே அங்க பாரு கிழிச்சு சின்ன குழந்தைங்க கூட ரைட்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு ஓடு இந்த சின்ன பையன் இந்த ரைடை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறான் ஏய் என்ன பண்ற சின்ன பசங்களுக்கு இந்த ரயில் அளவுடே கிடையாது பாக்குறல சிஞ்சோ சிசிமாரு இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் நிஞ்சா டெக்னிக் தான் தெரியுமா சீக்கிரம் போல நான் ரோலர் கோஸ்டர்ல ஏற முடியாது அடடா நான் மறந்தே போயிட்டேனே நான் போய் உடனே கெமுமாக்கியே தடுத்து நிறுத்தணும் சிஞ்சோ நீங்க இங்க இருங்க நான் வரேன் டிங் டிங் டிங் Gucci. Ding ding. Ding ding ding ding ding ding ding ding. அந்த கூட்டத்தை பாரு கிச்சி கிச்சி மூட்டி விடுற நிஞ்சா டெக்னிக் டிங் டிங் தண்ணி வர வைக்கிற நிஞ்சா டெக்னிக் டிங் டிங் எரியுது எரியுது கண்ணு எரியுது ஒரு நிமிஷம் நில்லை நேத்து ஜாலியா இருந்துச்சுல்ல ஆனா நீ குழந்தை மாதிரி அந்த ரைட்ல அழுதுட்டு இருந்தியே அது வந்து கெனச்சி கெனச்சி நில்லு யுமிகோ நேத்து ரைட்ல ரொம்ப சூப்பரா இருந்தது இது எல்லாமே உன்னால தான் நடந்துச்சே விட மாட்டேன் டெங் டெங் நம்ம நண்பர்களை அழ வைக்கிறது நல்ல விஷயம் இல்ல ஆனா நான் கெமுமாக்கி அழ வச்சது ஒரு வகையில நல்லதுதான் ஏன்னா அவனுக்கு இது தேவை